ஆப்கானிஸ்தானிலிருந்து எப்படியாவது வெளியேறிவிட வேண்டும் என்ற நோக்கில் விமானத்தின் சக்கரத்தை பிடித்து தொங்கியபடி பயணித்த மூன்று பேர் குடியிருப்புகள் மீது விழுந்து உயிரிழந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் பலர் அங்கிருந்து வெளியேறுவதற்காக விமான நிலையங்களில் குவிந்து வருகின்றனர் நகர பேருந்துகளில் ஏறுவதற்கு முண்டியடிப்பது போல் பலர் விமானத்தில் ஏற முயற்சித்து வரும் வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றனர் இதேபோல விமானத்தில் இடம் கிடைக்காத சிலர் விமானத்தின் சக்கரத்தில் தொங்கியபடி பயணித்துள்ளனர் விமானம் உயரே பறந்த நிலையில் பிடிமானத்தை இழந்த மூவர் வானிலிருந்து கீழே குடியிருப்பு பகுதிகளில் விழும் வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன